பொம்மை ஹெலிகாப்டர் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு பொம்மை ஹெலிகாப்டரை வச்சு விளையாடலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் ஹெலிகாப்டர் பொம்மை நூல் இந்த ஹெலிகாப்டர் ஒரு ரெடிமேட் பொம்மை இதை ஒரு நூலில் கட்டி சுற்றும் போது இந்த பேட்டரியில் இயங்கும் ஹெலிகாப்டர் வட்டமாக சுற்றி வர்றதை பார்க்க வேடிக்கையாக இருக்கும் இந்த பொம்மை ஹெலிகாப்டரில் மெயின் ரோட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபேன் இருக்குது இதோட கடைசியில் வால் பகுதியில் டெயில் ரோட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை கலர் சின்ன ஃபேன் இருக்குது ஒரு one point five volt toy motor main ரோட்டரையும் டெய்ல் ரோட்டரையும் சுத்த வைக்குது இப்போது கொக்கி மூலம் ஹெலிகாப்டரை நூலில் தொங்க விடணும் ஸ்விட்சை ஆன் செய்யும்போது மெயின் ரோட்டர் வேகமாக சுழலும் ஹெலிகாப்டர் வட்டம் அடித்து சுற்றும் என்ன குட்டீஸ் நீங்களும் பொம்மை ஹெலிகாப்டரை சுத்த வச்சு விளையாட ரெடி ஆயிட்டீங்க தானே மோட்டார் மூலம் மின்னாற்றல் எந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது இதனால் உருவாகும் எந்திர விசை காற்றாடிகளை சுழச் செய்து சுற்றிலும் குறைந்த காற்றழுத்தத்தை உருவாக்குகிறது இக்காற்றழுத்த வேறுபாடு காரணமாக உயர் அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து பரவும் காற்று ஹெலிகாப்டர் பறப்பதற்கு உதவுகிறது